நம்மள மாதிரி ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாண்டு கிரிக்கெட்லாம் பயலுக விளையாடுற விளையாட்டுலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு செட் ஆகாது பயிரெல்லாம் கருகிறத பார்க்கும்போது பெத்த பிள்ளை பறி கொடுக்குற மாதிரி இருக்கு அவள் கிரிக்கெட் மேலே வச்சுக்கிறது வெறும் ஆசை மட்டும் இல்லை சார் அதுக்கும் மேலே இங்கே நிறைய விவசாயிங்க உசுரோடு இருக்கிறதுக்கு காரணமே விஷம் வாங்க காசு இல்லைங்கிறதா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது ஆட்டம் பிடிக்க தெரியணும்